மாவிலை பர்ஸ் கோடை காலம்னு வந்துட்டாலே ஒரே கொண்டாட்டம் தான் பள்ளிக்கூடத்தில் பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு கோடை விடுமுறைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கும் கிராமத்தில் வயல்வெளிகளில் சுற்றி திரியிறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதே நேரத்தில் மாம்பழ சீசனும் ஆரம்பிச்சிடும் மாமரத்து நிழலில் விளையாடுறதும் மாம்பழங்களை பறித்து சாப்பிட்றதும் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு பொழுதுபோக்கா அமையும் அதோட இல்லாம மாமரத்து இலையில அழகான பசு செஞ்சு விளையாண்டா இன்னும் நல்லா இருக்கும் தானே வாங்க செஞ்சு கத்துக்கலாம் மாவிலையில பர்சு செய்யறது ரொம்ப ஈஸி எந்த செலவும் கிடையாது என்ன வேணும் ஆர்வம் மட்டும் வேணும் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கத்திரிக்கோள் கொஞ்சம் மாயிலைகள் மா இலையை தேர்ந்தெடுக்கிறப்போ புதிய துளிர் இலைகளை தேர்ந்தெடுக்க கூடாது ஏன்னா அது வெட்டுறப்போ கிழிஞ்சு போகும் அதே மாதிரி ரொம்ப பழைய இலையும் எடுக்கக்கூடாது அது வளைக்கும் போது உடஞ்சு போகும் இந்த இரண்டுக்கும் பொதுவா ஓரளவு வளைஞ்சு நெளிஞ்சு நெகிழ்வோட இருக்கக்கூடிய இலைகளை தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு நல்ல இலையை தேர்ந்தெடுத்து அதோட நடுத்தண்டு வழியா காணொலியில பாக்குற மாதிரி ஒரு பாதி இலையை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மற்றொரு பக்க இலைய பாதி அளவுக்கு வெட்டி இலையோட நரம்பு வழியா இது மாதிரி கிழிச்சு எடுங்க இப்போ நடுத்தண்டை இது மாதிரி வளைச்சு நாம ஏற்கனவே வெட்டி வச்ச இலையை எடுத்து கிடைமட்டமா நல்லா இறுக்கமா சுத்துங்க அடுத்து கீழே நீட்டி இருக்கக்கூடிய இலைய இந்த மாதிரி சுத்தி நுனிய கிழிச்சிட்டு இப்படி மடிப்புக்குள்ள சொருகி விடுங்க இது இலை மடிப்பு அவிழ்ந்துடாம நல்லா இறுக்கமா பிடிச்சுக்க நமக்கு உதவியா இருக்கும் இப்போ பாருங்களேன் நமக்கு ஒரு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது என்ன பர்ஸ் மாவிலை பர்ஸ் என்ன இந்த பொம்மை கையில் இந்த பர்ஸை மாட்டினா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி மற்ற இலைகள் நீங்கள் பர்ஸ் செய்ய முடியுதான்னு நம்ம நண்பர்களோட சிரிச்சு பார்க்கலாமா இந்த மாதிரி பயிற்சியை மேற்கொள்றது மூலமாக எளிய பொருட்களை வச்சு நம்மளோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்